இறைவன் சாயல் நம்மிலே கண்டோம் ஏசு பிறப்பிலே உலகம் உயிர்த்திட நாளுமே உன்னதர் வழியில் செல்வோமே இறைவன் சாயல் நம்மிலே கண்டோம் ஏசு பிறப்பிலே உலகம் உயிர்த்திட நாளுமே உன்னதர் வழியில் செல்வோமே இறைவன் சாயலில் உருவம் பெற்றோம் இது என்ன நமது உழைப்பின் பலனா என்னை போல் என் மகன் இருக்க வேண்டும் என்றெண்ணி படைத்தார் கத்த நம்மை அவரை போல் சாயல் பெற்றோம் நாம் அவரது குணங்களை பெற்றோமா அவரை போல் சாயல் பெற்றோம் நாம் அவரது குணங்களை பெற்றோமா இறைவன் சாயல் நம்மிலே கண்டோம் ஏசு பிறப்பிலே இறைவன் சாயல் நம்பிலே கண்டோம் ஏசு பிறப்பிலே உயிர்கள் துன்பத்தில் உழல்கையிலே உணர்ந்திடும் நெஞ்சம் நாம் பெற்றோம் நம்மை போல் மனிதர் துயருற்றால் நமது உயிரும் உருகிடுதே இதைத்தான் இயேசு சிலுவையிலே இறைவன் சாயலில் விளக்கினார் இதைத்தான் இயேசு சிலுவையிலே இறைவன் சாயலில் விளக்கினார் இறைவன் சாயல் நம்மிலே கண்டோம் ஏசு பிறப்பிலே உலகம் உயிர்த்திட நாளுமே உன்னதர் வழியில் செல்வோமே இறைவன் சாயல் நம்மிலே கண்டோம் ஏசு பிறப்பிலே உலகம் உயிர்த்திட நாளுமே உன்னதர் வழியில் செல்வோமே